பார் அது விதைத்து அறுக்கிறதோ அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறுப்பாரோ யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து வருகிறதே கவலை மட்டும் நிலைத்தால் அது தனக்குள் அழுகிறதே கொஞ்சமாக கிட அது அழகு சே